ஓம் சிவோம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா மகாபாரதம் எபிசோட் ஆறு எபிசோட் அஞ்சில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா வேதவியாசர் அவங்க அன்னையை சந்திக்கிறாங்க அன்னை சத்யாவதி வந்து அவங்களோட விருப்பத்தை சொல்கிறாங்க அதாவது வந்து வேதவியாசரும் அவங்களோட வேதவியாசரோட சகோதரன் விசித்திர வீரியனோட இரண்டு மனைவிகளும் சேர்ந்து ஒரு கு ஒரு குழந்தை அல்லது பல குழந்தைகளை வந்து அவங்களுக்கு சந்ததியாக உருவாக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு வந்து வேதவியாசர் என்ன பதில் சொல்கிறாரு யாரை கல்யாணம் பண்ணிக்கிறாரு யார் குழந்தையா பிறக்கிறாங்க எப்படி பிறக்கிறாங்கன்றது தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போது வேதவியாசர் வந்து அவங்க அன்னையை சந்திக்கிறாங்க அவங்க அன்னை வந்து அவங்களோட கோரிக்கையை சொல்கிறாங்க அந்த கோரிக்கைக்கு நம்ம வேதவியாசர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா அன்னையே உங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றுறது எனக்கு பெரிய விஷயமே கிடையாது எனக்கு அதில் எந்த ஒரு தடுமாற்றமும் கிடையாது அதை செய்கிறதுக்கு நான் தயாராக இருக்கிறேன் ஆனால் அதுக்கு ஒரு ரெண்டே ரெண்டு நிபந்தனை தான் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன அப்படின்னா என்னுடைய இந்த கோர உருவத்தை பார்த்து அவங்க வந்து பயப்படக்கூடாது ரெண்டாவது என் மேலே வர்ற இந்த நாற்றத்தை வந்து அவங்க பொருட்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி ரெண்டு நிபந்தனை விதிக்கிறாங்க இந்த ரெண்டு விஷயத்துக்கும் ஒரு வரலாறு இருக்குது என்ன அப்படின்னா சத்தியவதிக்கும் பராசுர முனிவருக்கும் பிறந்த குழந்தை தான் இந்த வேதவியாசர் இல்லையா இந்த வேதவியாசர் பிறக்கும்போது சத்தியவதி வந்து பராசுர முனிவர்கிட்ட மூணு நிபந்தனை விதிச்சிருப்பாங்க அதில் மொதல் நிபந்தனை வந்து அவங்க பராசுர முனிவருக்கு மனைவி ஆனாலும் அவங்க கற்புள்ளவங்களாவே இருக்கணும் அப்படின்றது ரெண்டாவது விஷயம் வந்து அவங்க உடம்புல சத்தியவதி உடம்புல வர மீன் நாற்றம் வந்து மாறணும் அப்படின்றது ஆனால் பராசுர முனிவர் வந்து அதை மாற்றுவார் ஆனால் அதுக்கு பதிலாக என்னாகும் அப்படின்னா அந்த குழந்தைக்கு அந்த நாற்றம் போயிடும் ஓகே அதனால அந்த வேதவியாசருடைய உடம்புல வந்து மீன் நாற்றம் எப்பயுமே இருக்கும் மூணாவது வந்து சத்தியவதி என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அப்படி பராசுர முனிவரும் சத்தியவதியும் சேர்ந்து பிற பெறக்கூடிய அந்த குழந்தை வந்து ஒரு மீனவனாக இருக்கக்கூடாது மிகப்பெரிய முனிவராக ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஆனால் அந்த குழந்தை அழகாக இருக்கணும் அதுக்கு ஆயுசு இவ்வளோ இருக்கணும் அப்படின்னு கேட்க மறந்துடுவாங்க அதனால வேதவியாசருக்கு வந்து ஒரு விகாரமான தோற்றம் வந்து கிடைச்சிடும் இதுதான் அந்த கதைக்கு பின்னாடி இருக்கிற வரலாறு சத்தியவதி கிட்ட இந்த ரெண்டு விப நிபந்தனையும் வந்து வேதவியாசர் சொன்னதுக்கப்புறம் சத்தியவதியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அம்பிகையை கூப்பிடுவாங்க விசித்திர வீரியனோட முதல் மனைவி அம்பிகையை கூப்பிட்டு இந்த மாதிரி நீ வந்து ஒரு முனிவரோட சேர்ந்து நம்மளோட குலத்தோடைய சந்ததிகளை வந்து உருவாக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அம்பிகை வந்து அம்பிகைக்கு புரியல அதுக்கப்புறம் தான் சொல்கிறாங்க இந்த மாதிரி விசித்திர வீரியனோட சகோதரன் தான் இந்த முனிவன் அப்படின்னு சொன்னோன்னே நாட்டின் நலன் கருதியும் குலவிருத்திக்காகவும் அம்பிகை வந்து இதுக்கு சம்மதிக்கிறாங்க அன்னைக்கு நைட் அன்னைக்கு இரவு வந்து இரண்டு பேரும் சேர்ந்து இருக்கிறதுக்கு ஏற்பாடுகள் நடக்குது முதல் முதலாக அம்பிகை வந்து வேதவியாசரை பார்க்கும்போது அவங்களோட விகார தோற்றத்தை பார்த்து அம்பிகை பயந்தே போயிடுறாங்க ஆனால் அவங்களுக்கு வேறு வழியே இல்லை இதுக்கெல்லாம் ஒத்துக்கிட்டு வந்துட்டாங்க இல்லையா அதனால அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க கண்களை வந்து மூடிக்கிறாங்க இரவு முழுவதும் வந்து அவங்க அவங்களோட கண்களை மூடிட்டே தான் இருக்கிறாங்க அடுத்த நாள் காலையில் ஆகுது வியாசர் வந்து சத்தியவதிகிட்ட சொல்கிறாங்க அன்னையே நானும் அம்பிகையும் சேர்ந்திருந்தோம் உங்களுடைய கோரிக்கை கண்டிப்பாக நிறைவேறும் அம்பிகைக்கு வீரமுடன் ஒரு மகன் பிறப்பான் ஆனால் அவன் வந்து குருடனாக இருப்பான் அப்படின்னோடனே சத்தியவதிக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல ஏன்ப்பா அப்படி சொல்கிற அப்படின்னு கேட்கும்போது இல்லை இந்த மாதிரி வந்து அம்பிகை நேற்று முழுவதும் வந்து அவங்க கண்களை மூடி தான் இருந்தாங்க அதனால் அவங்களுக்கு பிறக்கக்கூடிய ஆண்மகனுக்கு வந்து குருடன் அவங்க ஆண்மகன் தான் பிறக்கும் அவன் வந்து குருடனாக தான் பிறப்பான் அவன் பேர் வந்து திருதராஷ்டிரன் அப்படின்னு சொல்லிடுவார் ஒரு வருஷ காலம் ஆகுது அம்பிகை வந்து ஒரு ஆண் குழந்தையை பெற்றெடுக்கிறாங்க வேதவியாசர் சொன்ன மாதிரியே அந்த குழந்தை குருடனாக இருக்குது சத்தியவன் சத்தியவதி வந்து வியாசரை திருப்பி நினைக்கிறாங்க திருப்பி அவரை கூப்பிட்டு விடுறாங்க வியாசர் வந்து என்னத்த ஏ என்னை திருப்பி எதுக்கு கூப்பிட்டீங்க அப்படின்னோடனே நம்மளுடைய வம்சத்து வாரிசு வந்து ஒரு குருடனாக இருக்கக்கூடாது அதுவும் இல்லாமல் குருடனாக இருந்தால் அவனை எப்படி நம்ம அரசனாக்க முடியும் அந்த காலத்தில் வந்து அரசருக்கு வந்து எந்த ஒரு ஊனமும் இருக்கக்கூடாது நம்ம பாகுபலி படத்தில் கூட பார்க்கலாம் அந்த ஊனம் இருக்கிறதுனால அவர் வந்து அரசன் ஆக முடியாது அதனால அந்த பெண்ணை வந்து அரசியாக்கியிருப்பாங்க அதனால இதை அதனால் இதை இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா குருடனாக இருக்கக்கூடாது குருடனாக இருந்தால் அவன் வந்து அரசாளும் தகுதியை வந்து இழந்துருவான் அதனால இப்போ குருடனாக இருக்குது குழந்த குருடாக தான் இருக்குது அதை நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது அதனால வந்து நம்ம குலத்துக்கு வந்து இன்னொரு வாரிசு வேணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதனால நீ என்ன பண்ண அப்படின்னா அம்பாளிகையோடு சேர்ந்து ஒரு குழந்தைய வந்து பெற்றெடுத்து எனக்கு சந்ததியாக கொடு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க வியாசர் வந்து சரி ஓ சரிம்மா அதே நிபந்தனை தான் என்னோடய தோற்றத்தை பார்த்து பயப்படக்கூடாது என்னோடய நாற்றத்தை பொருட்படுத்தக்கூடாது இது ரெண்டும் ஓகேனா எனக்கு நீங்கள் சொல்கிறது சரிம்மா அப்படின்னு சொல்லிடுறாங்க மறுநாள் அம்பாளிகையும் வியாசரும் சேர்ந்து இருக்கக்கூடிய ஏற்பாடுகள் நடக்குது முதன் முதல்ல அம்பாளிகை வியாசரை பார்த்தோன்னே பயத்தில் அந்த விகாரமான தோற்றத்தை பார்த்து பயந்துடுறாங்க அம்பாளிகை அவங்க பயத்தில் அவங்களோட உடலே வந்து வெளுத்து போயிடுது அது ஆனால் வேறு வழி இல்லையே அவங்க ஒத்துக்கிட்டு தானே வந்திருக்காங்க அதனால் அன்றைக்கி இரவு முழுதும் வேதவியாசர் கூட இருக்கிறாங்க அடுத்த நாள் வந்து சத்தியவதியை வந்து வேதவியாசர் பார்க்குறாரு என்ன சொல்கிறாரு அப்படின்னா நானும் அம்பாலிகையும் சந்தோஷமாக இருந்தோமா எங்களுக்கு குழந்த பிறக்கும் ஆனால் அந்த குழந்தை வந்து வெண்மை நிறத்தில் இருக்கும் ஏன்னா என்னை பார்த்து அவங்க வந்து வெளுத்து போயிட்டாங்க அதனால அவங்களுக்கு பிறக்கிற குழந்தை வந்து வெண்மை நிறத்தில் இருக்கும் அம் அந்த குழந்தைக்கு ஐந்து குழந்தைகள் பிறக்கும் பிற்காலத்தில் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி இந்த திருதராஷ்டன் அந்த குழந்தை வந்து குருடாக தான் பிறக்கும் அந்த குழந்தைக்கு பிற்காலத்தில் வந்து நூறு குழந்தை பிறக்கும் அப்படின்ட்டு வந்து கரெக்டாக அதாவது பின்னாடி நடக்கிறத முன்னாடியே வேதவியாசர் வந்து சொல்லியிருப்பார் இதே மாதிரி அம்பாலிகைக்கும் சில மாதங்கள் போகுது ஒரு வருஷம் ஆகுது ஒரு குழந்தை பிறக்குது அந்த குழந்தை வெண்மை நிறத்தில் இருக்குது வேதவியாசர் சொன்ன மாதிரியே அந்த குழந்தைக்கு பாண்டு அப்படின்னு வந்து பேர் வைக்கிறாங்க இதுலேயும் சத்யவதி வந்து முழுசாக திருப்தி அடையலை ஏன்னா ரெண்டு குழந்தைங்களுக்குமே குறைபாடு இருக்கிறதுனால திருப்பி வேதவியாசரை கூப்பிடுறாங்க இந்த தடவையும் வந்து சத்தியவதி கிட்ட கேட்குறாரு வேதவியாசர் என்னம்மா இந்த தடவை நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்கும்போது இந்த மாதிரி பிறந்த ரெண்டு குழந்தைகளுமே என்ன ஆகுது அப்படின்னா குறைகளோட இருக்குது அதனால நீ அம்பிகைக்கு வந்து இன்னொரு குழந்தை தரணும் அப்போ வந்து அந்த குழந்தை கண்டிப்பாக எந்த குறையோடையும் இருக்காது ஏன்னா அம்பிகை வந்து உன்னை ஏற்கனவே பார்த்துருக்கா அதனால இந்த தடவை எதுவும் தப்பு நடக்காது அப்படின்னு சொல்லுவாங்க உடனே வேதவியாசனும் சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்குவாங்க அம்பிகையை கூப்பிடுவாங்க ஆனால் அம்பிகைக்கு இதில் சுத்தமாக விருப்பமே இருக்காது ஆனால் வந்து அவங்களோட விருப்பத்தை இதில் சொல்லவே முடியாது அந்த காலத்தில் பெண்களுக்கு வந்து உரிமையே கிடையாது அதனால் அம்பிகை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவரோட விகார தோற்றத்தை பார்த்து அறுவடை படைஞ்சு தான் போகிறதுக்கு பதிலாக அவ அவங்கக்கிட்ட வேலை பார்க்குற ஒரு பணிப்பெண்ணை வந்து வேதவியாசர்கிட்ட அனுப்பிடுவாங்க ஆனால் அந்த பணிப்பெண்ணுக்கு வந்து எந்த ஒரு விஷயமும் தெரியாது அவங்க முதல்ல பார்க்கும்போது எதுவுமே நல்ல எது எதுவுமே வித்தியாசமாக தெரியாது மறுநாள் வந்து வேதவியாசர் வந்து சத்தியவதியை பார்ப்பாங்க அப்போ வந்து என்ன சொல்லுவார் அவங்க அம்மாக்கிட்ட அப்படின்னா இந்த மாதிரி அம்பிகை வந்து வரல அவங்க பனிப்பெண் அனுப்பிட்டாங்க இவங்க வந்து என் கூட சேர்ந்தது மூலயமா இவங்களோட அடிமைத்தனம் இனிமேல் அவங்க வந்து பணிப்பெண் கிடையாது இந்த நாட்டினுடைய அரசி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பெண்ணுக்கு பிறக்கிற குழந்தை வந்து மிகச்சிறந்த ஞானியாக இருப்பான் எந்த ஒரு குறையும் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு வியாசர் வந்து போயிடுவார் அப்புறம் சில காலம் போகுது அந்த பனிப்பெண்ணுக்கும் குழந்தை பிறக்குது அந்த குழந்தையோட பேர் தான் விதுரன் இந்த மாதிரி வியாசரின் மூலமாக அம்பிகை அம்பாளிகை மற்றும் பணிப்பெண் இவங்க மூணு பேருக்கும் பிறந்த குழந்தைகள் தான் திருதராஷ்டிரன் பாண்டு மற்றும் விதிரன் இந்த திருதராஷ்டிரனுக்கு பிறக்கக்கூடிய நூறு பேர் தான் வந்து கௌரவர்கள் பாண்டுவுக்கு பிறக்கக்கூடிய ஐந்து பேர் தான் வந்து பாண்டவர்கள் இந்த விதுரன் வந்து இவங்களுக்கு கூட சப்போர்ட்டாக இருப்பார் இந்த மகா மகாபாரத கதைகளில் ஸோ நம்ம இந்த எபிசோடில் மகாபாரதத்தினுடைய முக்கிய கதாபாத்திரங்களான பாண்டவர்கள் கௌரவர்கள் அவர்களுடைய தந்தை அவர்களுடைய பிறப்பின் ரகசியம் அதை தான் நம்ம பார்த்துருக்கோம் இதுக்கப்புறம் இப்படி பிறந்த குழந்தைகளை வந்து பீஷ்மரும் சத்தியவதியும் வந்து நல்லா பார்த்துக்கிறாங்க பீஷ்மர் வந்து திருதராஷ்டிரன் பாண்டு விதுரன் மூணு பேரையும் வந்து தன்னோட மகன்கள் போலயே வளர்க்குறாரு எல்லா கலைகள்களையும் கலைகளையும் போர் பயிற்சிகளையும் சாஸ்திர கல்வி எல்லாத்தையுமே சொல்லிக் கொடுக்குறாரு பீஷ்மர் வந்து நாட்டை கவனிச்சுக்கிறதுனால ஹஸ்தினாபுரத்தில் நல்லாட்சியும் அமைதியும் இருக்குது சில வருடங்கள் கழியுது அப்போ என்ன ஆகுது மூணு பேரும் திருதராஷ்டன் பாண்டு விதிரன் மூணு பேருமே வந்து இளமை பருவத்தை அடைகிறாங்க அதனால் அவங்களுக்கு திருமணம் செஞ்சு வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பீஷ்மர் நினைக்கிறாரு ஃபஸ்ட்டு மூத்த மகனான திருதராஷ்டிரனுக்கு வந்து காந்தார நாட்டின் மன்னனான சுவலனின் மகள் காந்தாரிக்கும் திருதராஷ்டிரனுக்கும் திருமணம் செஞ்சு வைக்கிறாங்க தன்னுடைய கணவருக்கு பிறவியிலேயே கண் இல்லை அப்படின்னு தெரிஞ்ச காந்தாரி வந்து திருமணத்துக்கு அப்புறம் அவங்களும் கண்ணை கட்டிக்கிறாங்க தன் கணவன் பார்க்காத இந்த உலகத்தை நானும் பார்க்க விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கண்ணை கட்டிக்கிறாங்க சகுனி யார் அப்படின்னா காந்தாரியோட சகோதரன் தான் சகுனி அதாவது காந்தார நாட்டின் மன்னன் சுபலனின் கடைசி மகன் தான் வந்து சகுனி ஒரு முறை என்ன ஆகுது அப்படின்னா ஒரு விஷயம் ஒரு சர்ச்சை வருது என்ன அப்படின்னா காந்தாரிக்கு வந்து இது ரெண்டாவது திருமணம் திருதராஷன் வந்து இரண்டாவது கணவன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதை கேட்ட பீஷ்மருக்கு வந்து ரொம்ப சந்தேகம் வந்துடுது எதுவும் இல்லாமல் அப்படி சொல்ல மாட்டாங்களே அதுவும் பீஷ்மர் வந்து கோவக்காரர் அப்படின்னு தெரியும் தெரிஞ்சுக்கிட்டே சொல்கிறாங்க அப்படின்னா அதில் கண்டிப்பாக உண்மை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதை பற்றி விசாரிச்சுட்டு வர்றதுக்கு ஒற்றர்களை வந்து அனுப்புகிறாங்க காந்தார நாட்டுக்கு அனுப்புகிறாங்க ஒற்றர்கள் வந்து விசாரிச்சுட்டு வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா காந்தாரியோட முதல் கணவனுக்கு வந்து ஆயுள் இல்லை அப்படின்னு ஜோதிடர்கள் சொன்னனால காந்தாரிக்கும் ஒரு ஆட்டுக்கிடாவிற்கும் முதல் திருமணம் நடந்திருக்கு அப்படின்றத வந்து ஒற்றர்கள் வந்து பீஷ்மர் கிட்ட சொல்கிறாங்க இதை பற்றி பீஷ்மர் வந்து ஜோஷியர் க ஜோஷியர்கள் கிட்ட வந்து கேட்கும்போது ஜோஷியர்கள் வந்து ஏளனம் பண்ணுறாங்க நல்ல வேளை அந்த ஆட்டுக்கடா வந்து பலி கொடுத்துட்டாங்க அப்படி இல்லைன்னா இந்த பாண்டவர்களோட தந்தை ஒரு ஆட்டுக்கடாவாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணோடனே பீஷ்மருக்கு வந்து ரொம்ப கோவம் வந்துடுது ரெண்டு விஷயத்துக்கு அவர் இந்த ஆட்டுக்கடா விஷயத்தை பற்றி அவங்க சொல்லவே இல்லை சுபலன் அப்படின்ற மன்னன் வந்து சொல்லவே இல்லை ரெண்டாவது இப்படி ஏளனம் பண்ணுற அளவுக்கு இவங்க விட்டுட்டாங்களே அப்படின்னு சொன்ன இந்த ரெண்டு விஷயமும் பீஷ்மரை வந்து கோவம் படுறாரு அதனால என்ன பண்ணுறாரு அப்படின்னா சுபலனவையும் அவரோட குடும்பத்தையும் மொத்தமாக கொன்றலாம் அப்படின்னு நினைக்கிறாரு ஆனால் ஒரு குடும்பத்தையே கொல்வது அப்படின்றது மிகப்பெரிய பாவம் அப்படின்றனால அவங்கள வந்து சிறைப்பிடிச்சு வச்சிடுறாரு அப்படி சிறை பிடிச்சிட்டு அவர்களை வந்து சிறையில் சித்திரவதை பண்ணுறாரு என்ன பண்ணுறாரு அப்படின்னா டெய்லி வந்து ஒரு கைப்பிடி சோறு தான் அந்த குடும்பத்துக்கே ஒரு கைப்பிடி சோறு தான் கொடுக்குறாரு ஆனால் அதை கூட சு சுபலன் என்ன நினைக்கிறான் அப்படின்னா இன்னொரு கைப்பிடி சோறு இன்னும் கொஞ்சம் சோறு கொடுங்கன்னு கேட்குறதும் மகள் இருந்து தப்பி ஓடுறது ரெண்டுமே அதர்மம் அப்படின்னு நினச்சிட்டு அவர் ஒரு முடிவு பண்ணுறாரு என்ன நினைக்கிறாரு அப்படின்னா இந்த ஒரு கைப்பிடி சோற்றை சாப்பிட்டு நம்ம குடும்பத்தில் யாராவது ஒரு ஆள் உயிர் வாழ்ந்தால் போதும் மற்றவங்க எல்லாம் பட்னி கிடத்து இறந்து போயிடுவோம் அந்த கடைசியாக உயிர் வாழ்கிற அவங்க வந்து பீஷ்மரை வந்து கண்டிப்பாக பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யாரை நம்ம குடும்பத்தில் வந்து உயிர் வாழ வைக்கலாம் அப்படின்னு யோசிக்கும்போது அவங்களுடைய கடைசி மகன் சகுனியை வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க ஏன் சகுனியை தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னா அவன் வந்து ஒரு புத்திசாலி மற்றும் பலசாலி அப்படின்னு வந்து சுபலன் நினைக்கிறதுனால சகுனியை தேர்ந்தெடுத்து டெய்லி கொடுக்குற சாப்பாட்டை வந்து சகுனிக்கே கொடுத்துட்றாங்க ஸோ மற்றவங்கெல்லாம் என்ன ஆகுனாங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆளாக இறந்து போயிடுறாங்க கடைசியாக இப்போ சுபலனும் சகுனியும் மட்டும்தான் உயிரோடு இருக்காங்க சுபலனும் வந்து இறந்து போக போகிறாரு அப்போ வந்து சுபலன் வந்து தான் இறக்கிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சகுனியோட கால் வலது கால் அந்த கணுக்காலை வந்து உடச்சி போட்டுறாரு ஏன் அப்படின்னா இனிமேல் நடக்கும் போதெல்லாம் நொண்டுவ நொண்டும் போது எல்லாம் பீஷ்மர் நம்மளுக்கு செஞ்ச அநியாயம் வந்து உனக்கு ஞாபகம் வரணும் அவரை எப்பயுமே நீ மன்னிக்கக்கூடாது பீஷ்மர் மற்றும் பீஷ்மரை சார்ந்தவங்க யாராக இருந்தாலும் நீ வந்து மன்னிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் இறந்து போயிடுவார் இன்னொரு விஷயமும் சொல்லுவார் என்ன அப்படின்னா உனக்கு சகுனிக்கிட்ட சொல்லுவார் உனக்கு வந்து தாயத்து தாயம் விளையாடுறதுல உனக்கு வந்து விருப்பம் இருக்குது அதனால் நான் இறந்ததுக்கப்புறம் என்னோடய கை விரல்களோட எலும்பை வந்து நீ தாயக்கட்டையாக செஞ்சுக்கோ அப்படி அந்த தாயக்கட்டையில் நீ தாயம் விளையாடும்போது நீ நினைக்கிறதெல்லாம் விழுகும் நீ வெற்றி பெறுவ எப்பயுமே நான் உன் கூட இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இறந்து போயிடுவார் அதே மாதிரி சுபலனுடைய கை விரல்களை தாயக்கட்டைகளாக செஞ்சு அது மூலியமாக தான் பாண்டவர்களை வந்து சகுனி வந்து பழி வாங்குவார் பாண்டவர்களை ஏன் பழி வாங்குறாரு அப்படின்னா பாண்டவர்களுக்கு சப்போர்ட்டாக பீஷ்மர் வந்து இருப்பார் அதனால் பீஷ்மரை பழி வாங்குறதுக்காக பாண்டவர்களை வந்து பழி வாங்குவார் நம்ம சகுனி இந்த எபிசோட் ஆறில் நம்ம வந்து திருதராஷ்டனுடைய திருமணத்தை மட்டும்தான் பார்த்தோம் பாண்டுவோட திருமணம் திரு விதுரரோட திருமணம் எல்லாத்தையுமே வந்து எபிசோட் ஏழில் நம்ம பார்க்கலாம் அது வரைக்கும் உங்கள் பேராதரவை எதிர்பார்க்கும் நான் உங்கள் சித்ரா இது உங்கள் ஓம் ஷிவோம் சேனல் நன்றி வணக்கம் ஓம் ஷிவோம்